வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழத்தில் எப்படி ஜூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதை ரெண்டு விதமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதுதான் வெள்ளரி பழம் சின்ன வயசில் இந்த மாதிரி வெள்ளரி பழம் வந்து அதிகமாக சாப்பிட்ட ஞாபகம் இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நம்ம வந்து அதில் உள்ள வெள்ளரி பழத்தை எடுக்கணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போது தோல் சீவலைன்னா இன்னொரு மெத்தடில் பண்ணலாம் இந்த மாதிரி லைட்டாக கைட்டை எடுக்கும்போதே தனித்தனியாக வந்துடும் இதில் உள்ள விதையை வந்து ஃபுல்லாக நீக்கிக்கணும் விதையை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது விதை வந்து அதை காய வச்சு நம்ம பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உடம்புக்கு நல்லது தான் பாருங்கள் விதை வந்து அதுவாகவே தானாகவே ரிமூவ் ஆகிடும் இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு இப்படி நம்ம இழுத்தோன்னா அதில் உள்ள பழம் வந்து அப்படியே வெளியில் வந்துடும் ஏன்னா தோல் வந்து இந்த மெத்தடில் சீவ வேண்டாம் நான் மறுபடியும் ஒரு நேரம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதோட தோல்லாம் வராது நம்ம த வந்தாலும் தனியாக ரிமூவ் பண்ணிடலாம் இது ஒரு ஈஸி மெத்தட் இப்போது நம்ம தோல் சீவி வச்சது அத்தனையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி பழம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியை தரும் இப்போ நான் இது கூட வந்து ஒரு கப் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்க்கக்கூடாது இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுவாகவே தானாகவே நல்லா நம்ம லிக்யூடாக ஆயிடும் நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்த்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்புறம் கோடை காலத்தில் நமக்கு சிலருக்கு அம்மை அந்த மாதிரி நோய் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து நோய் வந்து வராது நல்லா நீர்க்கடுப்பை வந்து நிற்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ளரி பழத்துக்கு உண்டு இதில் வந்து புரதம் கொழுப்பு தாது உப்பு சுண்ணாம்பு பாஸ்பரஸ் இரும்பு விட்டமின் வந்து பிசிஏ இப்போ பாருங்கள் தண்ணியே சேர்க்காமல் அதுவே லிக்யூடாகவே வந்துடுச்சு இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வந்து பெரியவங்க குடிக்கிறதுனால நான் இதில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிடுதேன் இதில் பொட்டாசியம் அப்புறம் இன்னும் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு கண்டிப்பாக இந்த பழம் கிடச்சா விடாதீங்க வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் சுவையான வெள்ளரிப்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் சீவி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இது பண் மசித்ததை வந்து குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது நல்லா லிக்யூடாக இருக்கும்